மகிழான் ஒன்றா உப்பு படிக்கிற பள்ளிய பெயர் வேடுநாச பப்ளி ஸ்கூல் ஊர் பெயர் கோயம்புத்தூர் இன்னைக்கு நான் அம்மாவை பற்றி பேச போகிறேன் என் பிடித்த அம்மா சரண்யா இருப்பாங்க அம்மா மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க தருவாங்க நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க எங்க அம்மா அம்மானா எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்க அம்மா ரொம்ப பாசம் வச்சுப்பாங்க நன்றி